ஷப்பா போர் அடிக்கி ஏதாவது படத்தை பார்ப்போம் smoking causes cancer smoking kills புகைப்பிடிப்பது புற்று சோ இவங்க வேற ஆ உணவு ஒன்று ஏண்டா நான் இவ்வளோ வருஷமா சிகரெட் அடிக்கேன் எனக்கு ஒன்றும் ஆகலை ரத்தம் இது முகேஷோட கதை <coughs> என் பேர் முகேஷ் நான் ரொம்ப நான் எப்படி கடுமையாக இருந்ததுனால எனக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்துட்டு டாக்டர் இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்ல இல்ல இல்ல இனிமே சீர் அடிக்க மாட்டேன் இல்ல இல்ல இனிமே இந்த சிகரெட் அடிக்கவே கூடாது கேன்சர் வந்துச்சுன்னா நம்ம லைஃபே போச்சு